பர்ச்சேஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை காலிகேஸ் அப்படின்ற ஒரு சர்ச் பண்ணி உடனே அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமேட்டா அதை நீங்கள் ஜாயின் பண்ணி நாளைக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் hi friends welcome to KTM Guru நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக எப்படி இன்ட்ரோஸ் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் கே கைன் மாஸ்டர் இந்த இந்த இது கைன் மாஸ்டர் அதுக்கப்புறம் பிக்சல் ஆப் இது ரெண்டும் இருந்தாலே நமக்கு போதும் நம்ம இந்தமாரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருப்போம் இந்த கிராஃபிக்ஸ்லாம் எப்படி செய்யுது அதெல்லாம் நம்ம இனி நம்ம அதை பற்றி பார்ப்போம் அதேமாரி இவன் என்னடா வீடியோலாம் எடுக்கிறன்ற பேரில் மூஞ்சை காட்டி பயம் நிற்கிறான்லாம் கேட்காதீங்க இது சும்மா தான் இது சும்மா ஒரு ட்ரை அதேமாரி என் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை நம்ம நம்ம இப்போ பீச்சில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பார்க் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பஸ் உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயினாக உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை எடுத்துக்கோங்க அதாவது ஒரே கலரில் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கைன் மாஸ்டர்ன்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் போய்ட்டு எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியா ப்ரௌசரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் அதாவது நான் வச்சுருந்தேன்ல பேக்ரவுண்டில் அந்த பீச் மாதிரி பஸ்ஸு மாதிரி பார்க் மாதிரி அந்தமாரி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷோலேருந்து எடுத்த பேக்ரவுண்டு ஒன்று அதை போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் அது ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை அது மூவிங்கில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இதே நம்ம ஃபோட்டோ தான் ஆட் பண்ணணுன்றதுலாம் இல்லை வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் நெக்ஸ்ட்டு லேயருன்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிங்கள்ல பேக்ரவுண்ட் வந்து ஒரே கலரில் இருக்கிற மாதிரி அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது உள்ளே போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு கீ கலர் வந்து நம்ம பேக்ரவுண்டில் என்ன கலர் இருந்துச்சோ அந்த கலரை கரெக்டாக கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக வரும் இமேஜ் அதாவது நீங்கள் எடுத்த வீடியோ பாருங்கள் நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன் அதுக்கே ஒழுங்காக வரல பார்ப்போம் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும் பாருங்கள் இதில் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து போர்ட்ரேட்டு மிச்சம் கீழே இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு இதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த நமக்கு தேவையான முக்கியமான இப்போ இதை ஒண்டி அதை எடுத்துக்கணும் நம்ம அது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் வரும் ஏன்னா நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷ்னல்லாம் இல்லை சும்மா நம்ம எடுக்கிறோம் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும் சும்மாலாம் பண்ண முடியாது இந்த லேயர் குரோமுக்கியில் அதுக்கப்புறமா அவங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக இதுவாக வரும் இங்கே இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் வீடியோ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க KTM Guru subscribe to KTM Guru thanks for வாட்சிங்